ஆர் என் ரவி வந்துட்டாரு ஆளுநராக வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சிச்சு ஜோலி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து அவ்வளோதான் மு க ஸ்டாலினுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர் கட்டத்தில் இடமே இல்லைன்னு சொன்னோம் ஆனால் வந்து இப்போ பாருங்கள் அவர் வரப்போறாரு இங்க இருக்கிற ஆட்சியை வந்து தூக்கி எறிய போறாரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் திமுக ஆட்சி ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாடு அரசு மீது புகார் சொல்கிறார் இதுதான் வந்து இதுல இருக்கிற விஷயம் ஆளுநர் எதை வச்சு வந்து அந்த குழந்தை திருமணம் நடக்கலன்னு சொன்னார் அதுல அந்த குழந்தைகள் தற்கொலைக்கு முயன்றார்கள் வேற ஒரு பொய்ய சொல்லியிருக்காருங்க ஒரு பொறுப்புள்ள ஆளுநர் பேசுற பேச்சா இது தற்கொலைக்கு முயன்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்றதுக்கு இந்த ஆளுநருக்கு எவ்வளவு துணிவு இருக்கணும் ஏன் கலாட்சேத்ராவில் அந்த பிள்ளைங்க அவ்வளவு கதறினாங்களே போராடினாங்களே இந்த ஆளுநருக்கு என்ன காது செவுடா அப்பெல்லாம் காது கேட்காதா அவருக்கு அப்போ தெரியாதா இல்லை ஊடகங்களை பார்க்கும்போது செய்திகளே அவர் கண்ணுக்கு படலையா ஆர் என் ரவி அப்படின்னு அவர் பெயரை சொல்லி குறிப்பிடுகின்ற அளவுக்கு வெறும் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதியை விட மோசமானதாக போய்கிட்டே இருந்துச்சு இந்த திராவிட மாடல் அரசு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இரண்டாம் ஆண்டு நிறைவு அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் என்ன சிக்கல்னா இது எதையுமே பொறுத்துக்க முடியாத சில குள்ள நரிகளும் கிணற்று தவளைகளும் தொடர்ந்து ஊழையிட்டுட்டும் கத்திக்கிட்டும் இருந்துகிட்டே இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்த நாள் நாளைக்கு வரப்போகுது மே ஏழாம் தேதி பதவியேற்ற நாள் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் பதவியேற்ற நாள் இரண்டு ஆண்டுகள் முழுமையடைந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் முழுமையடைஞ்சிருக்கு எத்தனையோ மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உடனுக்குடனே மக்களினுடைய கோரிக்கைகள் ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான குறைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கோப்புகளில் முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பதாக இன்று இன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது கலைவனர் அரங்கத்தில் பேசும்போது முதலமைச்சர் வந்து குறிப்பிடும்போது அதாவது ஒரு ஒரு செயல் முதல்வர் ஒரு செயல்படுகின்ற ஒரு முதல்வரை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அனைவருக்குமே பெண்களுக்கான திட்டங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன செய்யணும் தொழில் முதலீடுகளை எப்படி ஈர்க்கணும் அதே மாதிரி மேற்படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரணும் அவர்களை எப்படி தகுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்கான நான் முதல்வன் திட்டம் பெண் குழந்தைகளினுடைய உயர்கல்விக்கு புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு உழைக்கும் பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து கட்டணம் இல்லாத கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் இப்படி இன்னும் நிறையா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இப்போ சுழல் நிதிகள் வந்து வழங்கப்படுவது அவர்களுக்கான அந்த ஊக்குவிப்பு நிறைய இன்னும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்து துறைகளிலும் அதாவது ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லும்போது இது அனைவரையும் உள்ளடக்கிய அரசு என்பதற்கு மற்றும் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக அனைவராலும் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு இப்படி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த திராவிட மாடல் அரசு நடைபோட்டு கொண்டிருக்கின்ற இந்த இரண்டாம் ஆண்டு நிறைவு அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் என்ன சிக்கல்னால் இது எதையுமே பொறுத்துக்க முடியாத சில குள்ள நரிகளும் கிணற்று தவளைகளும் தொடர்ந்து ஊழையிட்டுட்டும் கத்திக்கிட்டும் இருந்துகிட்டே இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் அதில் ராஜ்பவனில் ஒரு கிணற்று தவளை இருக்குது அதுக்கு பேர் ஆர் என் ரவி பொதுவாகவே வந்து அரசு பதவிகளில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கின்ற பதவிகளில் இருப்பவர்களை மதிப்பவர்கள் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர்கள் நாம் ஆனால் தொடர்ந்து இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ம மரியாதையை வந்து கொடுக்கணும்னு நம்ம நினச்சா கூட அவங்க அதுக்கு இடம் தர மாட்டேன்றாங்க மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஆர் என் ரவி அப்படின்னு அவர் பெயரை சொல்லி குறிப்பிடுகின்ற அளவுக்கு வெறும் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதியை விட மோசமானதாக போய்கிட்டே இருக்குது என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா இப்போது அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு கொடுத்த நேர்காணலில் பேசுகிறார் திராவிட மாடல் அப்படிங்கிறது செத்துப்போன மாடல் அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது திராவிட மாடல்னு ஒன்றுமே இல்லை இது வெறும் ஒரு அற்று வெற்று அரசியல் முழக்கம் தான் இது இதனால் ஒன்றுமே வந்து சாதிச்சிட முடியாது அவங்க வந்து ஒரு காலாவதியான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து உளறி இருக்கிறாரு இதில் என்னென்னா அவர் அடிமனசில் இருக்கிற ஒரு பதற்றம் ஏன்னா ஒரு அஜெண்டா கொடுத்து அவர் அனுப்பியிருக்குது ஒன்றிய பாஜக அரசு அமித்ஷாவும் மோடியும் வந்து ஒரு அஜெண்டாவை கொடுத்து அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டை நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதற்றமான ஒரு மாநிலமாக நீ நீங்கள் வந்து போய் மாற்றணும் அங்கே வந்து தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் சனாதானம் குறித்து நீ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சனாதானத்திற்கு முற்றிலும் எதிரான நூறு விழுக்காடு எதிரான மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்போ நீ அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா சமூக நீதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை பின்தள்ளிட்டு நீ சனாதனத்தை பற்றி பேசணும் சரியா இளைஞர்கள் கிட்ட வந்து இந்த சனாதனம் அப்படிங்கிற அந்த விஷத்தை வந்து விதைக்கணும் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு ஐபிஎஸ் பொறுப்புகளுக்கு போகிறதுக்காக படிக்கிற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் இளைஞர்கள் அவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு ஒன்றிய அரசு தான் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டிருக்கிற அரசு நீங்கள் அதுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அவங்கள பொல்யூட் பண்ணுறது சரியா நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ எந்த மாநிலத்தில் வேலை செய்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் எந்த பதவியில் இருந்தாலும் சரி அது நீங்கள் ஒன்றிய அரசினுடைய பதவியில் இருந்தாலும் சரி அது கலெக்டராக இருந்தாலும் சரி ஐபிஎஸ் அதிகாரியாக ஐஎஃப்எஸ் யாராக இருந்தாலும் சரி அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இப்படித்தான் வந்து ஒரு பொறுப்புள்ள மனிதர் சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை மாநில நலன் எல்லாம் எப்பொழுதுமே முக்கியம் கிடையாது ஒன்றியத்தினுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் சொல்கிறாருன்னா இவருக்கு எந்த அளவுக்கு வந்து மண்டையில் வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் இருக்கிறது ஒன்றியம் அப்படின்னு தனியாக ஒன்று இருக்கா இந்தியாவில் இல்லை இல்லை அப்போ ஒன்றியத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு நிலப்பரப்பு ஏதாவது இருக்குதா இல்லை எல்லா மாநிலங்களினுடைய ஒரு ஒன்றியமாகத்தான் அந்த ஒன்றிய அரசு இருந்துட்டு இருக்கு மாநிலங்களை தான் ஒன்றியம் ஆனால் இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாதவராக ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆளுநராக வந்து உட்காந்துருக்காருன்னு எல்லாரும் ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து தமிழ்நாட்டில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த அஜெண்டாவை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால் எதையுமே வந்து அசைக்க முடியல ஒரு சின்ன ஒரு புள்ளை கூட பிடுங்க முடியலையே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு ஒரு பதற்றம் இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேத்தல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பேச வைக்குது இங்கே வந்து திராவிட மாடல் அரசுன்றது எந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அப்படிங்கிறத அவங்களாலேயே வந்து அதை மறுக்க முடியலை நீங்கள் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயல்பாடுகளை பாராட்டி அவருக்கு வந்து அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் வந்து போய் விருது வாங்குறாரு ஒன்றிய அரசு வந்து பாராட்டி விருது கொடுக்குது அப்போ என்னன்னா இவர்களாலேயே வந்து இப்போ அதை வந்து தவிர்க்க முடியல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கலைவனர் அரங்கத்தில் பேசும்போது குறிப்பிட்டது மாதிரி எதிர்கட்சிகளே வந்து மனதுக்குள் வந்து பாராட்டுகிறார்கள் இன்னொன்று வந்து வெளிப்படையாக அதை சொல்லலை சொல்லலைனாலும் கூட ஊடகங்கள் வாயிலாக சொல்ல சொல்லாட்டியும் கூட அவர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களால எந்த குற்றம் குறை எதுவும் சொல்ல முடியல அதனால் ஆளுநர் வந்து தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு வரலாற்று வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் வந்து அவர் உண்மைகளை எல்லாம் மாற்றி அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திரிபுவாதத்தை ஆளுநராக இருக்கும்போது கூட அவர் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வராரு இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு மத ரீதியான விஷயங்களை ஒரு மத உணர்வுகளை தூண்டுறதுல ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக அந்த மத பிரச்சனைகள் இருக்கும்போது அதை வந்து கையில் எடுத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு அடிப்படையான ஒரு நிலைப்பாடு அதைத்தான் ஆளுநரும் செஞ்சுட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது சம்பந்தமாக தில்லை தீட்சிதர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை பற்றி ரொம்பவே வந்து ஆளுநர் கவலைப்பட்டு பேசியிருக்கிறாரு அங்கே வந்து குழந்தை திருமணம் நடந்ததாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் அப்படிலாம் வந்து எந்த குழந்தை திருமணமும் அங்கே நடக்கலை தேவையில்லாமல் வந்து தில்லை தீட்சிதர்கள் மேல் தமிழ்நாடு அரசு காழ்ப்புணர்ச்சியோடு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த குழந்தைகள் மீட்கப்பட்ட குழந்தைகள் அதாவது குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க குழந்தைங்க வந்து மீட்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து கன்னித்தன்மை பரிசோதனை செஞ்சுருக்காங்க இந்த அரசு அதனால் அவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் அந்த ஊடகத்திற்கு நேயர்களுக்கு கொடுத்த நேர்காணலில் தமிழ்நாடு ஆளுநர் சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாடு அரசு மீது புகார் சொல்கிறார் இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம் அப்போது அந்த ஒரு ஆளுநர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் எந்த அளவிற்கு கண்ணியமாகும் அதே நேரத்தில் வந்து சரியான தரவுகளோடும் வந்து அவர் பேசியிருக்கணும் ஆனால் ஒரு சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதரை போல ஒரு சராசரியான ஒரு மனிதரை போல அவர் வந்து போகிற போக்கில் இது எல்லாத்தையும் வந்து அடிச்சு விட்டுட்டு போகிறார் ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகளை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே வந்து ஊடகங்களில் பதிவான செய்திகள் தான் குழந்தை திருமணம் தில்லையில் நடப்பதாக ஆதாரப்பூர்வமாக செய்திகள் கிடைத்ததற்கு பிறகுதான் போய் அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இன்னொன்று அது வந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்படாத கட்டுப்பாட்டுக்குள் வராத ஒரு கோவில் அதில் எப்படி வந்து இவங்க போய் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்கிறார் ஆனால் தில்லை நடராஜர் கோவிலை பொறுத்தவரை அது ஒரு பொது கோவில் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஒரு பொது கோவிலில் ஒரு புகார் வரும்போது அதை போய் விசாரிப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு இளவும் வந்து இந்த ஆளுநருக்கு வந்து தெரியுதும் தெரியல இன்னொன்று அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணுன்ற ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பும் வந்து ஆளுநருக்கு கிடையாது அதனால் அவர் வந்த வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கார் அப்போ அந்த குழந்தை திருமணம் நடந்தது உண்மை அதை விசாரிக்க போகும்போது அவர்களை வந்து அரசு அதிகாரிகளை சமூக நலத்துறை சார்ந்த அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் அந்த விசாரணையை தொடர விடாமல் அங்கே இந்த தீட்சிதர்கள் எப்படி குடும்பத்தோடு அங்கே உட்காந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணி ஒரு மோசமான ஒரு சூழலை தேவையற்ற ஒரு சூழலை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் ஊடகங்களில் பதிவாயிருக்கிறது இன்னொன்று அங்கே விசாரிக்க போகும்போது அந்த யார் அந்த குழந்தை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேம ஹே ஹேம சபேச தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே இருக்கிற தீட்சிதர்களினுடைய அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிறாராமா அவர் அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை யார் திருமணம் அந்த மாப்பிள்ளைக்கும் பதினைந்து வயது தான் அந்த அந்த பையனும் வந்து குழந்தை குழந்தை தான் அப்போ திருமணம் செய்து வைக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து பதிமூணு வயசு அந்த பையனுக்கு வந்து பதினைந்து வயது அந்த மாப்பிள்ளையினுடைய அப்பா வெங்கடேஸ்வர தீட்சிதரா வெங்கடேஸ்வர தீட்சிதர் நினைக்கிறேன் அவர் அப்போ இவங்க எல்லாருமே வந்து கைது செஞ்சுருக்காங்க விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை உண்மையை சொல்லிடு இல்லையா ஒரு ஒரு குழந்தை வந்து அதுக்கு வந்து பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது என்ன நடந்துச்சோ அதை தான் அந்த குழந்தை சொல்ல போகுது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைய மறத்தி மறைச்சி வச்சுருக்காங்க அப்போ இவ்வளத்தையும் இவங்க பண்ணிட்டு அந்த திருமணம் பதிவு செய்யப்பட்ட அந்த திருமண மண்டபத்தில் அங்கே இருக்கின்ற கோயிலில் திருமண மண்டபத்தில் தான் அதை பதிவு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த பதிவையும் ஆளுநர் அதாவது அரசு அதிகாரிகள் வந்து சரியாக கையில் எடுத்து ஆதாரத்தை வச்சுருக்காங்க இவங்க வந்து அது கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு புகைப்பட ஆதாரங்களோடு வந்து அவங்க அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகி அதை தான் வந்து இப்போ படிப்படியாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் அதில் கைது செய்யப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்றது ஆளுநர் எதை வச்சு வந்து அங்கே குழந்தை திருமணம் நடக்கலைன்னு சொல்றாரு அதில் அந்த குழந்தைகள் தற்கொலைக்கு முயன்றார்கள்னு வேற ஒரு பொய்யை சொல்லியிருக்காருங்க ஒரு பொறுப்புள்ள ஆளுநர் பேசுகிற பேச்சா இது தற்கொலைக்கு முயன்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறதுக்கு இந்த ஆளுநருக்கு எவ்வளவு துணிவு இருக்கணும் அப்படி தற்கொலைக்கு முயன்றார்கள்னா அது ஏதாவது பதிவுகள் இருக்கிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது வந்து வந்திருக்கு எதுவுமே இல்லை ஆனால் இவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவாராமா தில்லை கோயிலில் சித்த தீட்சிதர்கள் குடும்பங்களில் வந்து குழந்தை திருமணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது அந் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் சேலம் ருக்மணி அம்மாள் அவங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் அவங்க ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஆன்மீக சொற்பொழிவாற்றும் போது அவங்க வந்து பொது மேடையில் வந்து அவங்க சொல்கிறாங்க நான் சிதம்பரத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கழுத்தில் தாலியோடு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்போ நான் விசாரித்தேன் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி வந்து குழந்தை திரு திருமணங்கள் நடத்துகிறீங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தில்லை கோயிலுக்குள்ளே போய் திருமணமானவர்கள் மட்டும்தான் அம்பாளை வந்து அங்கே இருக்கின்ற அவங்க அவர்கள் வந்து அம்பாள் நமக்கு வந்து அம்மான் ஓகேவா ஸோ அவங்கள வந்து தொட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது அதனால் எங்களுடைய உரிமையை வந்து நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் இது மாதிரியான திருமணங்களை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதனால தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து அந்த அம்மாவுடைய பேச்சில் பதிவாகிருக்கிறது யூடியூப்ல நீங்கள் போய் போட்டிங்கன்னா சேலம் ருக்மணி அம்மாலும் போட்டிங்கன்னா நிறைய பேச்சுகள் வரும் அதில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த பேச்சும் கிடைக்கும் இது நான் நிறைய கூட்டங்களில் நானும் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய இந்த பொய்க்கூடாரத்திலே ஒரு முறை பேசும்போது இதை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்போது இவ்வளவு விஷயங்கள் இங்கே வந்து இருக்கும்போது இந்த ஆளுநர் எனப்பட்ட இந்த நபர் ஏன் வந்து பொதுவெளியில் இத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் அப்படின்னா இந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே இருக்கின்ற பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காரைக்குடியில் ஒரு பீஸ் இருக்குது அது அப்புறம் இங்கே இருக்கிற சில பீஸுங்க இதுங்கெல்லாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஆர் என் ரவி வந்துட்டார் ஆளுநராக வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சிச்சு ஜோலி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து அவ்வளோதான் மு க ஸ்டாலினுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர்றதுக்கு கட்டத்தில் இடமே இல்லைன்னு சொன்னோம் ஆனால் வந்து இப்போ பாருங்கள் அவர் வரப்போகிறாரு இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து தூக்கி எறிய போகிறாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திமுக ஆட்சி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இதை வச்சு அப்போ எ எந்த பிளானில் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு விஷயங்களை கட்டமைத்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது வரம்பு மீது செயல்படுறாங்க இப்படியெல்லாம் பேசுனா இங்கே வந்து ஒரு இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியை செயற்கையாக உருவாக்கி இப்படியெல்லாம் பண்ணினாதான் காரியத்தை சாதிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல இரண்டு ஆண்டுகள் மிக சிறப்பாக இந்த ஆட்சி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நேர்காணலில் போகிற போக்கில் அடிச்சு விட்ட ஒரு பொய்க்காக தேசிய குழந்தைகள் நல ஆணையம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரத்தில் நீங்கள் பதில் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளவு வேகமாக இந்த ஒன்றிய சனாதன பாஜக அரசு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுது ஏன் கலாட்சேத்ராவில் அந்த பிள்ளைங்க அவ்வளவு கதர்னாங்களே போராடினாங்களே இந்த ஆளுநருக்கு என்ன காது செவுடா அப்பெல்லாம் காது கேட்காதா அவருக்கு அப்போ தெரியாதா இல்லை ஊடகங்களை பார்க்கும்போது செய்திகளே அவர் கண்ணுக்கு படலையா அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசினாரா பேச மாட்டார் ஏன்னா அது வந்து அவளுடைய இடம் அங்கே வந்து எந்த சிக்கலையும் இவர் வந்து ஏற்படுத்த விரும்ப மாட்டார் அப்போது ஒருத்தருக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா இந்த கேள்வியில் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நாம் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் பார்த்தீங்களா தில்லை தீட்சிதர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க தில்லை நடராஜர் கோவிலை அரசு கையகப்படுத்த வேண்டும் இந்து சமய அறநிலை அறநிலையத்துறைக்கு கீழே அந்த கோவில் வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பம் ஏன்னா கணக்கு வழக்குகள் மோசமாக இருக்குது கணக்கு கேட்க போனால் கணக்கு தரமாட்டேன்றாங்க கணக்கை காட்ட மாட்டேன்றாங்க அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் அப்போ அங்கே அங்கே பிரச்சனை இருக்குது அங்கே வந்து சிக்கல் இருக்குது இங்கே போய் கணக்கு எழுதுறீங்க அதனால தானே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்போ இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து மதத்தை கையில் எடுத்து மக்களை வந்து திசை திருப்பணும்னு பார்ப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இது நடக்காது ஏறத்தாழ வந்து எல்லாமே உங்களுடைய கதையை வந்து முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது மணிப்பூர் பற்றி எறிகிறது அங்கே உங்களுடைய அந்த அராஜகமான ஒரு போக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போகிறது அங்கே உங்களுக்கு முடிவுரை எழுதப்பட போகிறது அந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய அந்த தொடக்கம்தான் உங்களுடைய பாஜக ஆட்சியினுடைய முடிவாக இருக்க போகிறது கர்நாடகாவில் மட்டும் கிடையாது எல்லா மாநிலங்களிலும் அதுதான் இன்றைக்கு வந்து நிலைமையாக இருக்க போகிறது அப்போது உங்களுடைய அதிகார வரம்புகள் எதுவுமே தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவி இங்கே எதையுமே செய்ய முடியாது உங்களுடைய ஆளுநர் தேவையில்லாத ஒருவர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் ஆளுநர் தேவையில்லை என்பதுதான் சரியான ஒரு விஷயம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எதையாவது சொல்லிட்டு போறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் அவர் சொன்னது ஆளுநரைத்தான் அப்போது இந்த சம்பந்தமில்லாத ஆளுநர் ஏன் இங்கே தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி நமக்கு எழுது அவருக்கு திராவிட மாடல் பிடிக்கல அதை நான் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பாராட்ட வேண்டாம் ஒரு வெங்காயத்தை இங்கே உரிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிக்காத கொள்கையுடைய மாநிலத்தில் நீங்கள் ஏன் இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறீங்க வேலையை உங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் தேவையே இல்லை அண்ணல் அம்பேத்கர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மாமேதை கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாட்களை முன்னிட்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அதிரடி தள்ளுபடி விலையில் நான்கு நூல்கள் ஈழம் தமிழ்நாடு நான் கோவில் உரிமை யாருக்கு அறிந்தும் அறியாமலும் மொழியும் வாழ்வும் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூறு மதிப்புள்ள இந்த நான்கு நூல்களும் நானூற்றி ஐம்பதுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் தபால் செலவு இலவசம் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்